இன்னைக்கு வந்து சம்ஸ்கிருத போதனையில நாலாவது பாடம் கிராமக நகரம் ச சரியா யாரா ரெண்டு பேர் படிங்கோ கிரீஷக சதீஷக இது வந்து conversation I think Usha madam and Sasikala madam ரெண்டு பேரும் படிக்கும் Okay. Okay. Girishaha, I will read. Okay Okay. Girishaha, Satish, tava graham kutra சதீஷ்னு சொல்லக்கூடாது சதீஷ ஹே சதி சம்போதனம் சதீஷ்னு சொல்லிட்டா சோ ஹே சதீஷ சம்போதனம் குத்ர அஸ்தி நீங்களே சொல்லுங்க அதுக்கு மீனிங் சதீஷா what is your name that is what where is your house located தவ கிரகம் குத்ர அஸ்தி தவங்கிறது உன்னுடைய கிரகம் வீடு குத்ர எங்கு அஸ்தி இருக்கு அப்புறம் சதீஷா சதீஷ மம கிரகம் रामचन्द्रपुरग्रामे अस्ति ம், तत्र गृहं अत्- अ, तव गृहं कुत्र अस्ति ஆ, என்னுடைய வீடு அஹ், ம். ராமச்சந்திரபுரம் என்ற கிராமத்தில் உள்ளது உன்னுடைய வீடு எங்கு உள்ளது ம் very good Very Girishah, ma- ம். मम गृहं भाग्यनगरे अस्ति मम पिता तत्र विद्याविभागे अन्न अन्नत உன்னத पदाधिकारी உன்னத பதாதிகாரி வர்த்ததே தவ பிதா கிம் தரோதி என்னுடைய வீடு வந்து பாக்கிய நகர் அந்த இடத்துல இருக்கு என்னுடைய அப்பா வந்து அங்க இது வித்யானா நாலேஜ் தானே அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரியா இருக்கா உன்னுடைய அப்பா என்ன பண்றாரு உன்னத பதம் அப்படின்னாலே ஹையர் பொசிஷன் அதிகாரினா மேனேஜர் ஹெட் மாதிரி சரியா வித்யா விபாகேங்கிறது உங்களுக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சரியா தவபிதா கிம் கரோதி உன்னுடைய அப்பா என்ன பண்றா ம் படிங்க சதீஷஹ மம பிதா கிராமே கிருஷி கர்ம கரோதி विविधानि धान्यानि उत्पादयति ம், मम पिता कृषिवलः एव अन्य अपि कृषिवलाः बहु ग्रामे वर्तन्ते ம், ம். என்னுடைய அப்பா அஹ், கிராமத்தில் ஆம், ரா- அவர் இஸ் அ ஃபார்மர் விதவிதமான கிருஷிகர்மனா? தானியங்கள் கிருஷி கர்மனா அக்ரிகல்ச்சரல் ஜாப் அக்ரிகல்ச்சர் ஓகே ம். அக்ரிகல்ச்சர் கர்மானா? அக்ரிகல்ச்சர் கர்மானா காரியம்னு அர்த்தம் ஒர்க்னு அர்த்தம் கிருஷி கர்மாங்கிறது அக்ரிகல்ச்சரை ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கார் விவிதானி தானியானி உற்பத்தி விதவிதமான தானியங்கள் வந்து அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் என்னுடைய என்னுடைய அப்பா இஸ் அ ஃபார்மர் ஏவம் அந்நேபி ஈவன் அதர்ஸ் கிருஷிகள் farmers कृषि फार्मर्स् बहवो ग्रामे वर्तन्ते lot of even other farmers lot of farmers in the they are in the village they stay in the village ஆ, एवम् अन्येऽपि बहवः कृषीवलाः கிராமே வர்த்தந்தே அப்படி படிக்கணும் ஏவம் அந்நே அப்பி ஆ. அந்நே அப்பி இதே மாதிரி மத்தவாளும் கூட பகவக மத்த பகவக கிருஷிவலாக நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கிராமே வர்த்தந்தே சரியா கிராமத்துல இருக்கா சோ இந்த வர்த்ததே வர்த்ததே வர்த்தந்தே எல்லாம் உங்களுக்கு லட்டு ஆத்மநேபதம் அஹ் இதுல இருக்கு அஹ் பிரதம புருஷ ஏகவச்சனம் வர்த்ததே வர்த்தந்தேங்கிறது பகுவச்சனத்துல இருக்கு சரியா நெக்ஸ்ட் ओके गिरीशः नगरो नगरे अपि विविधेषु वि- विभागेषु बहवः पदाधिकारिणः अन्ये कर्मचारिन् का- कर्मचारिणश्च सन्ति तेभ्यः प्रतिमासं वेतन वेतनानि दीयन्ते ம் से पूर्ति पूर्तिः हम्म। यदा भवति तदा ते निवृत्ता भवन्ति हम्म। निवृत्त निवृत्तिवृत्तिं च स्वी स्वीकुर्वन्ति हम्म। सुखेन कालक्षिपन्ति ग्रा ग्रामे अत्येव अत्येवम् अस्ति किम् ग्रामे अपि एवम् अस्ति सोलुङ्गो नगरे अपि ग्रामे எப்படி எப்படி சொல்லணும் கிராமே கிராமே அபி ஏவம் அஸ்தி அதாவது கிராமே அபி ஏவம் அஸ்தி ஓகே கிம் கிராமே சரியா இது கிராமே அபி சரியா एवं प्लस अस्ति अस्ति இவ்வளோ நாலு பதம் இருக்குதுல கிராமே அபி ஏவம் அஸ்தி சரியா Okay. நகரத்திலும் விவிதேஷு விபாகேஷு பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல விபாகங்கள்ல பகவக பத அதிகாரினக நிறைய அந்த ஹெட் மேனேஜர் ஆர் உயர் பதவியில இருக்கிறவா அவா ஆபீசர்ஸ் அந்நே கர்மச்சாரினக சந்தி கர்மச்சாரினகனா ஒர்க்கர்ஸ் நிறைய ஒர்க்கர்ஸும் அதுல இருக்கா அதுக்கப்புறம் தேபியாக பிரதிமாசம் தீயத்தே சோ வேதனம்னா உங்களுக்கு வந்து வேஜஸ்னு அர்த்தம் சம்பளம் சேலரி தேப்யா அப்படின்னா அங்க ஒர்க் பண்ற அந்த பதாதிகாரிகள் அப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் தேப்யகனா டு தெம் பிரதி மாசம் அப்படின்னா மாசம் மாசம் பிரதி மாசம் எவ்ரி மந்த் மாசம் மாசம்ங்கிறதுக்கு பதில பிரதி மாசம்னு எழுதணும் சரியா பிரதி மாசம் ஒவ்வொரு மாதமும் வேதனானி தீயந்தே வேதனானினா வேஜஸ் சம்பளமானது கொடுக்கப்படுகிறது ஓகேவா தீயந்தே தீயதே தீயதே தீயந்தே அப்புறம் லட்டுல இருக்கு ஆத்மநேபதி உம் அதுக்கப்புறம் சேவா காலசிய பூர்த்தி யதா பவதி ததா தே நிவர்த்தா பவந்தி வென் தே ஃபினிஷ் தேர் இது ஆற மாதிரி அது பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா அங்கே அங்கேருந்து போயிடுவான்னு அர்த்தமா சேவா காலசிய பூர்த்திகி அப்படின்னா அந்த ஒர்க் பண்ற டைம் சேவா காலம் அப்படின்னா சர்வீஸ் டைம்னு அர்த்தம் அந்த சர்வீஸ் பீரியடு அது பூர்த்திகி யதாபவதி எப்போ அந்த பூர்த்திகினா கம்ப்ளீட் அது எப்போ முடிஞ்சிடுமோ ததா அப்போ தே நிவர்த்தாக பவந்தி அப்படின்னா they are relieved from their work அது வரைக்கும் they will be working in the office சரியா ம் நீங்க எல்லாத்தையும் விடப்படாது அனுஸ்வாரம் எல்லாத்தையும் நிவர்த்தி விருத்திஞ்ச படிக்கல ஓகே <laughs> அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ட வாங்கிக்கிறா அந்த ரிட்டையர் ஆனப்புறம் வாட் எவர் பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் வாங்கிக்கிறாலும் சோ அந்த நிவர்த்தி விருத்திங்கிறது அதுதான் ச ஸ்வீ குர்வந்தீம் குர்வந்தி அதை வாங்கி நுடுறா சுகேன காலம் கஷிபந்தி சுகமாக தே ஸ்பெண்ட் தேர் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க நிவர்த்தி மிருத்திம் நிவர்த்தி நிவர்த்தி விருத்திம் ச ஸ்வீ குர்வந்தி they take the retirement benefit and சுகேன காலம் கஷிபந்தி அண்ட் காலம் சுகேன கஷிபந்தி they spend their time rest of their life happy சரியா என்ன அர்த்தம் க்ஷிபந்தி அப்படின்னா இந்த க்ஷேபனே த்ரோன்னு அர்த்தம் இன் ஜெனரல் இந்த இடத்துல வந்து கழிக்கிறது ஸ்பெண்டுங்கிற மாதிரி ஓகேவா கிராமே அபி ஏவம் அஸ்தி கிம் சோ இந்த பையன் வந்து இந்த கிரீஷ் வந்து சதீஷ்க்கு சொல்றான் இந்த மாதிரி இருக்கு நகரத்துல கிராமத்திலையும் கிராமே அபி கிராமத்திலும் கூட ஏவம் அஸ்தி கிம் இந்த மாதிரி இருக்கா do you have anything like this so they work till the retirement age and they get all the benefits and they spend the rest of their their life happily இந்த மாதிரி கிராமத்திலயும் இருக்கா அப்படின்னு கேக்குறான் சரியா அதுக்கு சதீஷா என்ன பதில் சொல்றான் सतीशः ம். ग्रामे तु प्रायशः सर्वे कृषिवलाः பூஸ்வாமின் பவந்தி ஒரு ஒவ்வொரு வரியா படிங்க ஒவ்வொரு வரியா அர்த்தம் சொல்லிருப்பான் கிராமே கிராமத்திலோ கூட பிராயசகனா மோஸ்ட்லின்னு அர்த்தம் சர்வே கிருஷி எல்லா பூஸ்வாமி அப்படின்னா லேண்ட் லார்ட்ஸ்னு அர்த்தம் சுவாமினோ சுவாமினஹா சரியா சோ பூஸ்வாமினஹா பூனா பூமின்னு அர்த்தம் சுவாமினா லார்டு ஹெட் பூஸ்வாமினா லேண்ட் லார்டு இருக்கும் சோ கிராமே தூ கிராமத்திலோ பிராயஷ மோஸ்ட்லி சர்வே எல்லோரும் சர்வே கிருஷி வளாகா இந்த கிருஷி வளாகா இதுக்கு போறது சர்வேக்கு சர்வே கிருஷி வளாகா இந்த எல்லா ஃபார்மர்ஸும் பூஸ்வாமி நகாச்ச பவந்தி they are not only farmers most of them பிராயஷா அப்படின்னா mostly not every one mostly என்னன்னா அவளே தன்னுடைய சொந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணுவா ஃபார்மிங் பண்ணுவா ஸோ அவ வந்து they they are their own they are land lords சரியா அப்புறம் மேல தே யதா காலம் சுவாபிமதானி சஸ்யானி உற்பத்தி காலம் தே யதா காலம் ஸ்வ அபிமதானி யதா காலம்னா காலம் அனதிக்கிரமிய அந்த அந்த காலத்துக்கு அதாவது இந்த பயிரை வந்து இந்த காலத்துலதான் வந்து போடணும்னு இருக்கு நீங்க வந்து கரும்பை வந்து இப்பதான் பயிர் பண்ணணும் ஒரு ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் காய்கறி போடணும் அந்த மாதிரி இருக்கு சோ தே யதா காலம் ஸ்வ அபிமதானி சசியானி உற்பாதயந்தி சோ அவ வந்து என்ன அப்படின்னா அந்த காலம் தாண்டாமல் அத தன் ஸ்வ அபிமதானி அப்படின்னா தனக்கு இஷ்டப்பட்ட சசியானினா கிரீன்ஸ் அர்த்தம் சரியா தான் டிசைரபிள் ஸ்வ அபிமதானி அவளுக்கு என்ன டிசைர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி சஸ்யானி உத்பாதயந்தி they produce the grains okay Grains. Desirable Okay. Grains அப்புறம் ஆ आ- आवश्यकानि धान्यानि कुटुम्ब कुटुम्बपोषणार्थं गृहेषु स्थाप- स्थापयन्ति अ, शिष्टानि விக்ரீணாந்தி விக்ரீணந்தி அதாவது எந்த எந்தெந்த தானியம்னு தேவையோ ஒரு குடும்பத்துக்காக அவ வீட்டுல வச்சுட்டு எல்லாம் the grand they store the grains balance வந்து they sell to the sell to others correct so அதான் சோ வந்து என்ன அப்படின்னா அவசியகானி தானியானி அப்படின்னா ரெக்வயர்டு கிரெயின்ஸ் அர்த்தம் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவையோ அவசிய அவசியகானி தானியானி அவைகளை குடும்ப போஷணார்த்தம் தன்னுடைய குடும்பத்துக்கு to for the sake of their family கிரகேஷு ஸ்தாபயந்தி they keep them at their homes houses இது என்ன பண்றா அப்படின்னா சிஷ்டானி அப்படின்னா அந்த ரிமைனிங் கிரெயின்ஸ் என்ன பண்றா விக்ரீனாந்தி அப்படின்னா வித்துடுறான்னு அர்த்தம் கிரீனாதி அப்படின்னா பைன்னு அர்த்தம் வி உபசர்க்கம் போத்துட்டா செல்லு புரியுறதா கிரீணாதி கிரீணீதா கிரீணந்தி இங்க வந்து விக்ரீணாதி விக்ரீணி விக்ரி விக்ரீணீதா விக்ரீணந்தி சரியா சோ கிரீணாத்தினா டு பை விக்ரீணாத்தினா டு செல் புரியுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் தானிய விக்ரயேன எத் தனம் லப்யத்தே தேன அவசியகானி கிருஹோ கிருஹோபயோகினி வஸ்தூனி கிரீணந்தி அதாவது வீட்டுல வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வீட்டுல வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த அந்த வித்த காசுல வந்து அவ வீட்டுக்கு வேண்டிய சாமான் சாதனங்கள்லாம் வாங்கிக்கிறா சோ தானிய விக்கிரயேன எது தனம் லபியதே சோ தானியம்னா கிரெயின்ஸ் தானிய விக்கிரயணம் அப்படின்னா selling of the grains so by selling these grains எது தனம் லபியதே whatever the money they uh, they obtain they get by selling these grains tena by that money tena danena avashyakani griha upayogini whatever the uh, household needs and the items are vastuni vastuni na items griha upayogina useful for the house avashyakani na needed necessary என்னெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களோ அவைகளை கிரீணந்தி அத வாங்கிக்கிறான் சோ ஒரு ஃபார்மர் வந்து வர பைசாவை வந்து ஒரு அந்த தானியத்தை வித்துட்டும் அவனுக்கு வந்து தனக்கு வந்து என்ன வேணுமோ அத வந்து வாங்கிக்கிறான் அவன் வீட்டுக்கு என்ன தேவையான அந்த காலத்துல வந்து பண்ட மாற்றம்னு சொல்லுவா அப்ப வந்து பைசாங்கிறதுங்கிறத விட பால் காலம் பால்காரன் பால் கொடுத்தானா அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து அவன் தானியத்தை கொடுப்பான் சோ அந்த பண்ட அந்த பண்டத்தை வந்து மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா அதை வச்சுண்டு ஒரு காலத்துல இருந்தது கிரய விக்கிரயம்னு வா அது பேர் தான் சோ இங்க வந்து தானியத்தை வித்துட்டும் அந்த பைசாவால அவ வீட்டுக்கு என்ன தேவையோ அத வாங்கி வச்சுக்கிறா சரியா தேஷாம் சேவா காலசிய பரிமித்தி நாஸ்தி தேஷாம் தேஷாம்னா தேஷாம் கிருஷி வலானாம் இந்த ஃபார்மர்ஸுக்கு சேவா காலசிய அந்த ஒர்க்கிங் இத்தனை காலம்தான் வேலை பண்ணணுங்கிற ஒரு பரிமிதினா லிமிட் ஒரு லிமிடேஷன் கிடையாது there is no limit for them in their service எப்படி ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணாலோ இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலோ தெர் இஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல you have to retire fifty எயிட்டோ சிக்ஸ்டியோ ஓகேவா பட் சொந்தமா தொழில் பண்றவாளுக்கு தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இல்லையா அதே மாதிரி இங்க தேஷாம் அப்படின்னா தேஷாம் கிருஷி வளானாம் இந்த ஃபார்மர்ஸுக்கும் சேவா காலசிய வேலை பண்ற டைம்னுடைய பரிமிதிகி நாஸ்தி there is no limit there is no end of service இவ்வளவு இதோட வேலை முடிஞ்சுடுத்துங்கிறது அவளுக்கு கிடையாது புரியுதா படிங்க யதேச்சம் யதாசக்தி கிருஷி கர்ம நிரதா ஏவா பவந்தி யதேச்சம் யதேச்சம் அப்படின்னா இச்சாம் அனதிக்கிரமிய அவளுக்கு ஆஸ் ஆஸ் இன்ட்ரெஸ்டட் இவ்வளவு காலம் நான் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி யதாசக்தி அப்படின்னா சக்தி மனதிக்கிறமணிய எவ்வளவு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கால் ஏன்னா அவளுடைய சொந்த தே கேன் தே பூஸ்வாமியா இருக்கலாம் லேண்ட்லார்டா இருக்கலாம் பட் அவ உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் வேலை பண்ண முடியும் சோ எதேச்சம் யதாசக்தி டிசைர்ட் பை தம் அவளுடைய டிசையருக்கு ஏற்ப அதே மாதிரி சக்திக்கு ஏற்ப கிருஷி கர்ம நிரதாக ஏவ பவந்தி so they are involve in the agricultural work கிருஷி கர்ம அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஒர்க் நிரதாகனா தே ஆர் இன்வால்வ்டுன்னு அர்த்தம் ரதாகா அப்படின்னா இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம் நிரதாகனா they are involved in the in doing agriculture as long as they are interested and as long as they have the energy to work ஏன்னா it's a very difficult job இல்லையா சோ அதே மாதிரி எதேச்சம் யதாசக்தி கிருஷிகர்ம நிரதாக ஏவ பவந்தி தே கிருஷிவலாக ஓகேவா அப்புறம் ஏவ தே கிராமே ஏவம் சாந்தி ஏவம் ஏவம் ओ sorry, आ, एवं आ, एवं ते ग्रामे शान्तित्युत जीवनं यापयन्ति ஏவம் கிராமே ஏவம்னா அப்படி- லைக் திஸ் தே ஆ. தேனா கே ते ते farmers கர்ஷ- கர்ஷக landlords கிருஷிவலாக கிராமே இந்த வில்லேஜ் சாந்தியுதம் ஜீவனம் சாந்தியுதம்னா filled with peace peaceful life yapayanti they spent. okay they spend their peaceful life in the village okay va apram okay grame api nagare yata sukino janaha ah yata நகரே ஜனாகா சுகினஹா பவந்தி ததா கிராமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கிராமத்திலும் கூட நகரே யதா சுகினஹ ஜனாகா நகரத்துல எப்படி ஜனங்கள் வந்து சுகமாக இருக்காளோ அதே மாதிரி கிராமே அபி பவந்தி சரியா இருக்கா நெக்ஸ்ட் வேற யாரா ரெண்டு பேர் படிங்க I think Shailini madam and Rajalakshmi madam நீங்க ரெண்டு பேரும் படிங்க गिरीशः किन्तु ம். गिरीशः ம். किन्तु सुखसाधनानि यावन्ति नगरे लभ्यन्ते न तावन्ति ग्रामेषु किन्तु बट् सुखसाधनानि यावन्ति नगरे लभ्यन्ते नगरे यावन्ति सुखसाधनानि लभ्यन्ते தாவந்தி ग्रामेषु ந புரியுறதா சோ ஆனா என்ன அப்படின்னா நீ சொல்லலாம் கிராமத்திலையும் நகரேவ யதா சுக்கினக ஜனான்னு சொல்லலாம் ஆனா கிந்துனா பட்டுன்னு அர்த்தம் ஆனால் யாவந்தி சுகசாதனானி நகரே லப்யந்தி யாவந்தி அப்படின்னா எவ்வளவு ஒரு யாவத் யாவத்காலம்னு யாவத் காலம்னு சொல்றோம் யாவந்தி சுகசாதனானி புளூரல்ல சொல்றோம் யாவத் சுகசாதனம் யாவந்தி சுகசாதனானி எவ்வளவு சுகசாதனங்கள் நகரே லப்யந்தே நகரங்களில் நகரத்தில் கிடைக்குமோ ந தாவந்தி கிராமேஷு கிராமேஷு ந தாவந்தி சுகசாதனானி லப்யந்தே நகரத்துல வந்து எவ்வளவு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ சுகசாதனம்னா ஃபெசிலிட்டிஸ் அர்த்தம் தட் கிவ் தட் சாதனம்னா உங்களுக்கு டூல்னு அர்த்தம் இன் ஜெனரல் ம். சுகசாதனம்னா the tool for being happiness என்ன உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து நகரத்துல கிடைக்குமோ ந தாவந்தி கிராமேஷு கிராமங்களில் அது கிடைக்காது அதுக்கப்புறம் अत एव గ్రామ జీవనం నగర జీవన జీవనం ఏవ ఇవ జీవన జీవనం ఇవ జీవనం ఏవ ఇవ నా సుఖప్రద అస్తి సుఖప్రదం అస్తి అస్తి సుఖప్రదం అస్తి వెరీ గుడ్ అత ఏవ that is the reason because the facilities in the city is much more is better than what is available in the villages அதனாலேயே டியூ டு திஸ் ரீசன் அதையேவ கிராம ஜீவனம் அப்படின்னா த லைஃப் இன் த வில்லேஜ் கிராமே ஜீவனம் கிராம ஜீவனம் நகர ஜீவனம் இவ த லைஃப் இன் தி சிட்டி போல இவன லைக் ந சுகப்பிரதம் அஸ்தி doesn't give you happiness so the life in village doesn't give you that much of happiness like what you get in the cities புரியுறதா அதான் நகரே Ah. नगरे तावत् विद्युद्दीपाः विशाला मार्गाः ङ- गमन गमनार्थं गमनगमनार्थं கமன विविध- கமன ஆகமனார்த்தம் அங்க ஒரு आ, ஆகாரம் गमन ओके गमन आगमनार्थं विविधानि वाहनानि मनोरञ्जन गृहाणि ஆ, अ, अम, உபஹாரசாலாக बल्- बल्ब् बल्ब् गृहाणि बल्ब् கிளப் கிளப் கிளப் ఉపహర ఉపర ఉపర ఉపాహారశాలాः చిత్రశాలాः ఉద్యానాన్ని గ్రంథాలయాः పత్రాలయాः ఔషధాలయాः విద్యాలయాः ఇత్యాది బహువిధం జీవన సౌకర్య సౌకర్యం ఉపలభ్యం లభ్యతే சோ வந்து என்ன நகரே தாவது நகரத்தில் எப்படி அப்படின்னா ஆஹ் தாவது ஜீவன சௌகரியம் உபலபியதே ஜீவனத்தில் சுகத்தை கொடுக்கிற விஷயங்கள் உபலபியதே are obtained you get in the நகரம் இந்த சிட்டி எதெல்லாம் அப்படின்னா வித்யுத் தீபாகா அப்படின்னா எலக்ட்ரிக் லைட்ஸ் வித்யுத் அப்படின்னா உங்களுக்கு மின்னலுக்கும் வித்யுத் தான் பேரு பட் இங்க வித்யுத் தீபானா எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் ஓகேவா விஷாலாக மார்காகா அப்படின்னா நல்ல வைடு ரோட்ஸ் ஓகேவா பெரிய பெரிய ரோட்ஸ் கமன ஆகமனார்த்தம் விவிதானி வாகனானி கமனம்னா கோயிங் ஆகமனம்னா கம்மிங் கமன ஆகமனார்த்தம் அப்படின்னா டிராவல் பண்றதுக்கு போயிட்டு வர்றதுக்கு விவிதானி வாகனானி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மனோரஞ்சன கிரகாணி அப்படின்னா மனோரஞ்சனம் அப்படின்னா மனஹ ரஞ்சயதி that which attracts the mind மனோரஞ்சன கிரகாணி அப்படின்னா கிரகம்னா வீடு மனோரஞ்சன கிரகம்னா என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் கிளப் மாதிரி இடங்கள் அது உபாகார சாலாகான ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் சித்திரசாலாகான உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ற பிக்சர்ஸ் ஆமா உத்தியானானி உத்தியானானினா கார்டன்ஸ் கிரந்தாலயாகனா லைப்ரரி பத்திராலயாக அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பத்திரிக்கை நடத்துற இடம் மேகசின்ஸ் இருக்கிற இடம் ஔஷதாலயாக அப்படின்னா மெடிசன் இது ஃபார்மசிஸ் வித்யாலயாக அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத்தியாதி எக்ஸெட்ரா பகுவிதம் பலவிதமான ஜீவன சௌகரியம் ஜீவனத்துக்கு சௌகரியம் அப்படின்னா ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு உபலபியதே பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது புரியுதா அப்புறம் ராமேஷு கிம் ஏதா సర్వం లభ్యతే గ్రామేషు కిం ఏతత్ సర్వం లభ్యతే கிராமத்துல என்ன இதெல்லாம் do you get all these things இந்த வில்லேஜ் டூ அப்படின்னு கேக்குறான் புரியுறதா இதெல்லாம் தாத்து ஓகேவா அதுக்கப்புறம் சதீஷகா சதீஷகா சத்தியமேதத் நகரே யாவந்தி சௌக்கியானானி ந தாவந்தி கிராமேஷு इति मत्वा बहवः सम्पन्नाः ग्रामीणाः नगराभिमुखा भवन्ति ஆஹ் சத்தியம் ஏத்தது அப்படின்னா it's true I agree you get lot of the facilities in the city is much much it's better than what we get in the villages சத்தியம் ஏத்தது நகரே யாவந்தி சௌக்கியானி the facilities the happiness we get in the city ந தாவந்தி கிராமேஷு சோ கிராமத்துல அந்த மாதிரி you don't get that much of facilities in the villages இது மத்வா சோ அண்டர்ஸ்டாண்டிங் அத அப்படின்னு நினைச்சுண்டு பகவக சம்பன்னாகா சம்பன்னாகனா rich people well off people பகவக சம்பன்னாகா நல்ல வெல் ஆஃபா இருக்கிற கிராமீணாகனா வில்லேஜர்ஸ் வில்லேஜர்ஸ் என்ன பண்றா நகர அபிமுகாக பவந்தி நகராபிமுகாகனா தே கோ டுவர்ட்ஸ் தி இது சிட்டிஸ் அபிமுகாக அப்படின்னா அதை நோக்கி சென்றார்கள் அர்த்தம் சரியா அகம் சிஷ்யாபிமுகா ஸ்திதோ அஸ்மி நான் சிஷியனை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் நகராபிமுகாக நகரத்தை நோக்கி போகிறார்கள் கிராமீணாக நகராபிமுகாக பவந்தி they they proceed towards the cities because இங்கே விட ஃபெசிலிட்டிஸ் அங்க ஜாஸ்தி அப்புறம் யார் எப்படிப்பட்ட கிராமீணாகனா சம்பன்னாக ரொம்ப ரிச் வில்லேஜஸ் எல்லாரும் இல்ல அப்புறம் நிர்தனாஸ்து அகதி கதையா கிராமஸ்வேவ நிவசந்தி ஆஹ் நிர்தனாஸ்து அப்படின்னா தனம்னா பைசா நிர்தனம்னா வெல்த் இல்லாதவா பூரா இருக்கிறவா நிர்தனாஸ்து யார்கிட்ட பைசா இல்லையோ அகதிகதையா அப்படின்னா there is no option for them வேற வழி இல்லாமல் இருக்கும் அகதிகத்தையா கதி அப்படின்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு எனக்கு என்ன கத்தின்னு கேக்குறோம் இல்லையா அதேதான் அகதிகத்தையா அப்படின்னா கதி இல்லாமல் கிராமேஷு ஏவ கிராமேஷ்வேவ சந்திங்க கிராமேஷு பிளஸ் ஏவ கிராமேஸ்வேவன் சந்தி சேர்ந்திருக்கு ஸோ கிராமத்திலேயே நிவசந்தி so the rich people rich villages go towards the city where is the poor people as they don't have an option they stay in the village itself okay va vasanti stay nivasanti nalu ana ആധുനികകാലേ സർവ സർവകാരാ ഗ്രാമവികാസ പ്രണാലികാഭിः ग्रामष्वपि विद्युद्दीपानां चिकित्सालयानां विद्यालयानां पत्रालयानां यव ஏவம் ஆதி यवमा- यवमादीनाम् ஆ, अन्येषाम् आवश्यकानां सौकर्याणां स्थापनं कुर्वन्ति ஆ சோ ஆதுனிக காலே ஆதுனிகம் ஆதுனிகம்னா இங்க மாடர்ன் வேர்ல்டுலன்னு அர்த்தம் சரியா புராணம்க்கு ஆப்போசிட் ஆதுனிகம் புராணம்னா பழமை வாய்ந்தன்னு அர்த்தம் ஆதுனிகம்னா மாடர்ன் இந்த டைம்ல சர்வகாராக எல்லா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவெல்லாம் இருக்கா பாருங்க சர்வகாராக வேலை பண்றவா ஒர்க்கர்ஸ் ஆர் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் அவா எல்லாருமே கிராம விகாச பிரணாலிகாபிகி கிராம விகாசம் அப்படின்னா வில்லேஜஸ் எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணணும் அதை பெட்டர்மெண்டா அதனுடைய அதுக்கு வந்து ஒரு பெட்டர் பிளேஸ் இருக்கும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற பிரணாளிகாபிகி அந்த ஒரு ஒரு மீடியம் அது மூலமாக என்ன அப்படின்னா கிராம விகாச பிரணாலிகா அப்படிங்கிறது அந்த என்ன சொல்றது வில்லேஜஸ பெட்டரா ஆக்குறதுக்குன்னு நிறைய அந்த என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கா பார்த்தேடா அவ அந்த பிரணாலி பிரணாலிகாபிகி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக ஆஹ் கிராமேஷு ஏவ கிராமத் கிராமேஷு அப்படி கிராமத்திலும் கூட வித்யுத் தீபானாம் எலக்ட்ரிஸ் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் லைட்ஸ் சிகித்சாலயானம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வித்யாலயானாம்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்திராலயானாம் அண்ட் பத்திரிக்கை போடுற இடம் பிரிண்ட் அடிக்கிற இது அப்புறம் ஏவமாதீனாம் அந்நேஷாம் ஆவசியகானாம் சௌகரியானாம் ஸ்தாபனம் சோ இந்த குருவந்தி அதான் மெயின் என்ன பண்றா அப்படின்னா அந்த கிராம விகாச பிரணாலிகாபிகி வில்லேஜஸ் எல்லாமும் பெட்டர் ஆக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வச்சுண்டு அது மூலமாக அங்கே கிராமத்திலையும் they bring the electric bulbs hospitals schools and press இது எல்லாமே ஏவம் ஆதீனாம் அந்நேஷாம் இதே மாதிரி ஆதீனா எக்ஸெட்ரா அந்நேஷாம் அவசியகானாம் மேல வந்து whatever the needed things that are needed அந்த சௌகரியானாம் அந்த சௌகரியங்களை ஸ்தாபனம் குருவெங் குருவந்தி அந்த சௌகரியங்களுக்கு உடைய ஸ்தாபனம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை செய்யறா they also bring whatever the thing that is that is that are needed in a village சரியா என்னெல்லாம் வந்து சௌகரியம் பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்றோம் ஒரு நிமிஷம் அந்நேஷாம்னா செட் அப்படின்னு அர்த்தமா இல்ல அந்நேஷாம் அவாஷ் காணாம் சி இங்க வந்து பேசிக்கா உங்களுக்கு வந்து லைட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் பிரஸ்ன்னு போட்டு ஏவமாதீனாம் இந்த மாதிரி எக்ஸெட்ரா முதலிய அந்நேஷாம் காணாம் மேலும் இன்னும் தேவைப்படுகின்றன்னு அர்த்தம் whatever the things that are needed more அதனுடைய சௌகரியானாம் அதனுடைய அந்த நெசசிட்டிய அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு சௌகரியானாம் ஸ்தாபனம் குருவந்தி அவ வந்து அந்த சௌகரியங்களை இங்க ஸ்தாபிக்கிறா they establish it here sir here சரியா அச்சிரே அச்சிரேனா இவ போஸ்ட் ஆபீஸ் எல்லாமே அந்நேஷாம் அவசியகானாம் சௌகரியானாம்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசி இந்த மாதிரி எதெல்லாம் வந்து பேசிக் நீடா தேவையோ அது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றா அந்நேஷா மீன்ஸ் வேற ஏதாவது இல்லவா வேற ஏதாவது அந்நேஷாம் ஆமா ஆமா ஆமா അചിരേണ കാലേന ഗ്രാമീണ അപ്പി ജനാഹ നഗരവാസിന ഇവ സകലവിധാനി സൗകര്യാണി പ്രാപ്നേയുഹു ஆஹ் பிராப்னுயுகு சோ அச்சிரேனைவ காலேன இன்னும் கொஞ்ச காலத்திலேயே இன்னும் வெரி ஷார்ட்லி என்ன அப்படின்னா கிராம காலேன கிராமீணாக அப்படி இந்த கிராமத்துல இருக்கிறவாளும் கூட இருக்கிற ஜனங்களும் நகரவாசினக இவ சகலவிதானி சௌகரியானி பிராப்னியுகு சோ இவாளும் என்ன அப்படின்னா சகல விதமான சௌகரியத்தை இவாளும் இன்னும் கொஞ்ச நாள்ல அழைஞ்சிடுவா சரியா ததா ததா தே கிராம ஜீவனமேவ சுகப்பிரதம் இது மன்னேரன் ததா தே கிராம ஜீவனமேவ சுகப்பிரதம் இது மன்னியரன் எதுக்கு வந்து வைடு வைடு கிராமவாசினாக அதாவது அந்த சம்பன்னாக கிராம கிராமீணாக நகர அபிமுகாக பவந்தி எதுக்கு வந்து அவ வந்து கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வரா because they want those luxurious life light வேணும் ஃபேன் வேணும்னு இந்த மாதிரி எல்லா சௌகரியங்களும் கிராமத்துக்கே வந்துடுச்சுன்னா ததா அப்போ ஜூரிங் தட் டைம் டே தேனா அந்த கிராமீணாக அதாவது எந்த கிராமீணாக சம்பன்னாக கிராமீணாக ரிச்சா இருக்கிற அந்த வில்லேஜஸ் வில்லேஜர்ஸ் கிராம ஜீவனமேவ சுகப்பிரதம் கிராமத்துல இருக்கிற லைஃப் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு மன்னியரன் அவளும் வந்து தெரிஞ்சுப்பா சரியா தெரிஞ்சுக்கணும் மன்னியரன்ங்கிறது உங்களுக்கு வந்து விதிலிங்கு ஆஹ் பிரதம புருஷ பகுவச்சனம் மன்னியத்தே மன்னியத்தே மன்யந்தே இருக்கு இல்லையா அதனுடைய விதிலிங்க ரூபம் சரியா गिरीशः सतीशः काकः काकः पिकः पिकः सौकर्य ஆஹ் कल्पने अपि ग्रामः न नगरं भवितु भवितुम् अर्हति ஆஹ் ஆஹ் சதீஷ அப்படின்னு கூப்பிடுறான் அவன் சம்போதனம் காக்கா காக்கா பிக்கா பிக்கா காக்காங்கிறது காக்கா தான் குயிலுங்கிறது குயில் தான் இல்லையா சோ வந்து என்ன அப்படின்னா காக்கா கருப்பா இருக்கிறதுனால காக்கா குயிலாயிடாது ஆயிடாது காக்கா பிகா பிகா கோ கோபேதா பிக காக்கையோகோ வசந்த காலே சம்பிராப்தே காக்கா காக்கா பிகா பிகான்னு ஆமா காக்கா காக்கா தான் ஏன்னா both are black in colour அதாவது அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ்ங்கிறதுக்கு தான் ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா எது காக்கா எது குயில்னு சட்டுன்னு தெரியாதான் ஆனா வசந்த காலம் ஸ்பிரிங் சீசன் வந்துடுச்சுன்னா குயில் வந்து குக்குன்னு சத்தம் போடும் காக்கா காக்கா தான் கத்தும் இல்லையா சோ வந்து காக்கா எப்பயுமே குயில் ஆகாது அதாவது காக்காங்கிறது இங்க வந்து அவன் கிராம ஜீவனத்தை சொல்றான் குயிலுங்கிறது நகர ஜீவனம் இந்த லைஃப் இந்த சிட்டி சிட்டி லைஃப பத்தி சொல்றான் புரியுதா சோ எப்பவுமே காக்கக காக்கக தான் பிக்கக பிக்கக தான் ஏன் அப்படின்னா சௌகரிய கல்பனை அப்பி கிராம ந நகரம் பவித்து சௌகரியத்தை பத்தி கல்பனை அப்பி அப்படின்னா சௌகரியம் பண்ணா கூட அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணா கூட கிராமத்தை ந கிராமக ந நகரம் பவிதும் அர்ஹதி கிராமம்ங்கிறது நகரம் ஆக முடியாது village can never be a city அதே மாதிரிதான் city can never become a village இல்லையா ம் नगरेषु न केवल कर्मचारिणः अपि तु व्यापारिणः ம், परिश्रामिकाः ம். कलाकाराः వివిధాదు వివిధ వివిధ ఆధునిక ఆధునిక சோ சௌகரிய நகரேஷு ந கேவலம் கர்மச்சாரினா நகரத்துல ஒன்லி கர்மச்சாரிகள் ஒர்க்கர்ஸ் மாத்திரம் கிடையாது வியாபாரினா அபித்து வியாபாரினா வியாபாரினா பிசினஸ் பண்றவா பிசினஸ் பீப்புள் அவளும் இருக்கா பாரிஸ்ராமிகாக நிறைய பரிசிரமம் பண்ணிண்டு எஃபர்ட் போட்டு பண்றவா கலாகாராகன ஆர்டிஸ்ட் விவித ஆதுனிக விற்பிகாராக விவசந்தி விவிதம்னா டிஃப்ரெண்ட் ஆதுனிகம்னா மாடர்ன் விற்பிகாராக சரி இப்ப இருக்கிறதுல எக்கச்சக்க இப்ப அந்த ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா ஆதுனிக விற்பிகாராகனா இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல என்னெல்லாம் இது பண்ண முடியுமோ பிசினஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறவாளும் இருக்கா சரியா ஸோ ஒரு காலத்துல வந்து குக்கிங் வாஸ் நாட் அ வேலைங்கிறது கிடையாது அவ வீட்டுல சமைக்கிறது தான் பட் இப்போ வந்து பாருங்க ஹோட்டல்ஸ் எவ்வளவு வந்துருத்தோம் ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளவு வந்துருத்தோம் அதை தவிர ஆந்திரபிரனர்ஸ் பில்டிங்க்கு பில்டிங் ஹோம் ஷெஃப் வச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு கரெக்டா சோ அந்த மாதிரி விவித ஆதுனிக விற்பிக்காராக நிவசந்தி அப்படின்னா பலமைனா இந்த மாடர்ன் டேஸ்ல வந்து என்னெல்லாம் வந்து ஒரு விற்பிக்காராக அப்படின்னா என்னெல்லாம் பண்ணி பழைக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவாளும் வசிச்சுட்டு இருக்கா நகரத்துல நகர சோபா கிராமேஷு மிருக்யா ஏவ நகரத்துல கிடைக்கிற இந்த சோபா அப்படின்னா அழகு நகரத்தினுடைய இந்த சோபா அழகானது கிராமேஷு மிருக்யா ஏவ மிருக்யானாலே உங்களுக்கு வந்து ஹண்டிங்னு அர்த்தம் ஹண்ட ஹண்ட் பண்றது சோ வந்து you have to search you have to hunt for this to see the beauty of the city in the villages you will not get this beauty in the வில்லேஜஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா இருக்கா सतीशः ஆ. नेक्स्ट् बाढं नागरिकः यः पटाटोपः सनूनं ग्रामजीवने नोपलभ्यते ம் ம் சோ பாடம் பாடம்னா போரும் இனஃப் நாகரிகः யः நாகரிகः யः பட்டாட்டோபः சக நூனம் கிராமஜீவனே ந உபலபியதே சோ வந்து என்ன நாகரிகா யகா சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பட்டாட்டோப்பம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸா இருக்கா பத்தியலா ரொம்ப லாவிஷா அது வந்து கிராம ஜீவனத்துல கிடையாது we live a very simple life கிராம ஜீவனே ந உபலபியத்தை it will not be available you don't get that type of பட்டாட்டோப்பம்னா ஒரு லக்ஸரியா வாழறது அது வந்து கிடையாதுங்க சரியா ஏவம் கிராமேஷு யா சாந்தி ச நகரேஷு துர்லபா ஏவ शान्तिः அதே மாதிரி- सा नगरेषु दुर्ल दुर्लभैव துர்லபா பிளஸ் துர்லப பிளஸ் ஏவ சோ வந்து துர்லப இவ சோ ஏவம் கிராமேஷு யா சாந்தி இதே மாதிரி கிராமத்துல என்ன ஒரு பீஸ்ஃபுல் லைஃபோ யா சாந்தி சா அந்த சாங்கிறது சா- சா சாந்தி அந்த பீஸ்ஃபுல் லைஃப் ஆனது நகரேஷு துர்லபா நகரத்துல கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் निराडम्बरजीवनं நிராடம்பர ஜீவனம் கிராமாணாம் சர்வஸ்வம் பவதி ஆஹ் நிடா நிரா நிராடம்பர ஜீவனம் ஆடம்பரம் கிடையாது ஆடம்பரம்ங்கிறது நான் சொல்றேன் அந்த லக்ஸுரிஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸோட நிக்க வாழறா பாருங்க சக்திக்கு மிஞ்சி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஆடம்பரம் நிராடம்பரம்ங்கிறது அந்த நிராடம்பர ஜீவனம் கிராமானாம் சர்வஸ்வம் பவதி சோ அந்த ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் சர்வஸ்வம் பவதி எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கிராமங்களினுடைய நாகரிகதா நாகரிகதா வியாமோக கிராமேஷு மா பூன்யாம் பாமம் மா பூத் நாம காமம் சோ நாகரிகத நாகரிகதா வியாமோகா வியாமோகம் அப்படின்னாலே ஒரு ஒரு இது மாதிரி என்ன ஒரு இல்யூஷன் மாதிரி நாகரிகதா வியாமோக ஒரு அந்த சிட்டிசன்ஸ்குள்ளே ஒரு மோகாகாரமா இருக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு கிராமேஷு மா நாம காமம் போரும் கிராமத்துல இந்த மாதிரி ஒண்ணு வரவே வேண்டாம் தட் இஸ் வாட் இஸ் காமம்னா ஐ டிசையர் இந்த மாதிரி ஒண்ணு வந்து இந்த மாபூத் நாம அப்படிங்கறதுலாம் நாம அப்படின்னா பேரு இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடக்கவே வேண்டாம் கிராமங்கள்ல நாகரிகதா வியாமோகம்ங்கிறது மாபூத் இங்க சரியா என்னது மா மா அபூத்துன்னு வரணும் மாபு மாபு நாம அப்படின்னா அந்த மாதிரி ஆகவே வேண்டாம் புரியுதா மாபு நாம சர்வே ஜனாக கிராமீணா வா நாகரிகா வா இது விவாதம் விகாய சுகினோ பவந்து இது அபிலாஷாம் அபிலஷாம் அபிலஷாம சர்வே ஜனாக எல்லா ஜனங்களும் கிராமீணாகவா நாகரிகாகவா whether they belong to the village or to the city city பிரெட்டா இருக்கட்டும் இல்லைன்னா வில்லேஜ் பானா இருக்கட்டும் இது விவாதம் விஹாய விவாதம்னா டிபேட் நீ வந்து நீ வந்து கிராம நீ கிராமத்தானா நகரத்தானா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை விட்டுட்டு சர்வே ஜனாகா எல்லா மக்களும் சுகினோ பவந்து சுகமாக இருக்கணும்னு இது அபிலஷாம let's let's desire for that அபிலஷாமங்கிறது உங்களுக்கு வந்து லோட்டுல இருக்கு உத்தம புருஷா பகுவச்சனம் சரியா அதுக்கப்புறம் சர்வோபி பயம் சர்வே அபி भारतवास வயம் சர்வே அபி வயம் ஆ. सर्वे अपि वयं भारतवासिन एव ग्रामवासिनो वा नगरवासिनो वा यद्यपि भवामः ஆஹ் சர்வேபி வயம் சர்வே அபி நம்ம எல்லாருமே பாரதவாசினஹ ஏவ we are citizens of India கிராமவாசினோவா நகரவாசினோவா எத்யபி பகா பவாமக நம்ம வந்து கிராமவாசிகளா இருக்கலாம் வில்லேஜஸா இருக்கலாம் இல்லைன்னா நகரத்துல வாசம் பண்றவாளா இருக்கலாம் பட் என்ன at the end of the day we are citizens of India Indian citizens அதான் உம் सर्वे वयं भारतीयाः भारतीय नागरिकाश्च भवामः சர்வே வயம் நம்ம எல்லாருமே பாரதியாகான let's let us be Indians and பாரதிய நாகரிகாக ச பவாமக and let be the citizen of India நாகரிகன்கிறது சிட்டிசன் கல்ச்சர் பாரத் பரதாஸ் பாரதாஸ் கல்ச்சர்னு எடுத்துக்கலாம் இல்லையா அவங்களுக்கு எது எது எது பாரதியாக பாரத பாரதிய நாக- பாரதிய நாகரிகாக citizens of India Citizens. Okay okay अतः अस्माभिः ग्रामाणां नगराणां च योगक्षेमम् अभिष अभिलषणीयम् ஆஹ் அத்தः டியூ டு திஸ் ரீசன் அஸ்மாபிஹி நம்மளால் கிராமாணாம் நகராணாம் ச கிராமத்துக்கும் நகரத்துக்கும் யோகக்ஷேமம் அபிலஷணீயம் யோகக்ஷேமம் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் உலகத்துக்கு என்ன க்ஷேமமோ வெல்ஃபேரோ அத அபிலஷணீயம் அப்படிங்கிறது we have to think about the welfare of our country of of the village and of the city அபிலஷணீயம் அப்படிங்கிறது நான் வந்து இந்த கிறித்து பிரத்தியத்திலே உங்களுக்கு அஞ்சர்னு ஒரு भारते नेक्स्ट् ம் படிங்க भारते ग्रामाणां संख्यैव अधिका ग्रामीणानां च संख्या नगरवासिनां संख्याम् अतिशेते ஆஹ் சோ பாரதே கிராமாணாம் சங்கியா ஏவ அதிகா பாரதத்துல வந்து villages are more in India சங்கியானா நம்பர் த நம்பர் ஆஃப் சங்கியா அதிகா the நம்பர்ஸ் ஆர் மோர் எதனுடைய நம்பர்ஸ் மோர் கிராமானாம் வில்லேஜஸ் வில்லேஜினுடைய நம்பர் வந்து மோர் எங்கன்னா பாரதே நம்ம கண்ட்ரில கிராமீணானாம் சங்கியா நகரவாசினாம் சங்கியாம் அதிசேத்தே அதிசேத்தே சேத்தேனா இன் ஜென்ரல் தூங்குறதுன்னு அர்த்தம் சரியா அதிசயத்தேனா சர்பாசஸ் இட் இட் எக்ஸீட்ஸ்ன்னு அர்த்தம் சோ கிராமீணாஞ்ச சங்கியா கிராம வில்லேஜஸ்னுடைய அந்த சங்கியா அந்த நம்பர் அந்த கவுண்ட்ங்கிறது நகரவாசி நாம் சங்கியாம் அதிசயத்தே சோ வந்து நகரவாசிகள் சிட்டியில இருக்கிற பீப்புளை விட கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ஜாஸ்தியா இருக்கா சோ அதனால கிராம ஜனங்களினுடைய அந்த கவுண்ட் வந்து is more than it exceeds the number of people live in the city சரியா சேத்த என்ன மீனிங் சேத்த சேத்தைனா இன் ஜெனரல் படுத்துக்கிறதுன்னு இருக்கும் தூங்குறது சேத்தே சேயாத்தே சேரத்தே இங்க சர்க்கம் வந்ததுனால എക്സസ് എക്സീഡ്സിന് சர்பாசஸ் സർപ്പാസസ് ஆஹ் பரிமாணம்னா அளவு பிரமாணம் அப்படிங்கறது இத ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஏஷ்டவ்யம் அப்படிங்கறது இஷ்ங்கிற ஒரு தாத்தம் வி என்ன அப்படின்னா நல்ல ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது ஒரு அளவு அதாவது இங்க வந்து பரிமாணம் பிரமாணம்ங்கிறதுனால எக்ஸாக்ட்லா என்ன சொல்றாருன்னு தெரியல பரிமாணம் இன் ஜென்ரல் இஸ் அளவு பிரமாணம் அப்படின்னா ப்ரூஃப் பரிமாணம் பிரமாணம் ஏஷ்டவ்யம் அப்படின்னா I think we should see the size இவால்மெண்டா இல்ல இல்ல பரிமாணம்னா அர்த்தம் சோ வந்து பரிமாணம் பிரமாணம் ஏஷ்டவ்யம் அப்படின்னா ஏஷ்டவ்யம்ங்கிறது நம்ம வந்து அதை அதை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு அர்த்தத்துல எடுத்துட்டு பரிமாணம் பிரமாணம் ஏஷ்டவ்யம்னா பா இதுல நம்ம கண்ட்ரில வந்து கிராமங்களினுடைய நம்பர் இஸ் மோர் தேன் தி நகரங்கள் அதனாலேயே villages are more than the city people அப்படின்னு முன்னாடி சென்டென்ஸ் சொன்னார் இல்லையா அதனுடைய அளவையும் ப்ரூஃபையும் நம்ம பார்க்கணும் புரியுறதா அதான் ம். तदा त्वा एव भारतस्य विकासो भवेत् என்னத- என்ன சொல்லுவா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாளே அந்த மாதிரி ம். அப்புறம் तदा त्व एव भारतस्य विकासो भवेत् ஆஹ் ஜெயத்து பாரதம் ததாத்வே भारतम् ஆஹ் அப்போதான் ததாத்வே அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதுதான் பாரதஸ்ய விகாசக பவேத் பாரதத்தினுடைய விகாசம் அப்படின்னா development only then our country will be a developed country develop develop ஆகக்கூடும் பவேத்து அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது பவேத் பவேதாம் பவேயு ஸோ உங்களுக்கு விதிலிங்கில் இருக்கு only then there will be a improvement in our country ஜெயத்து Bharatam long live our country India சரியாக்கா